இங்கே ஏதாவது ஆவி இருக்கா நீங்கள் செத்தவங்க யாருனா இருக்கீங்களா சொல்றா அண்ணா இன்னைக்கு ஹாஸ்டல்ல ஒரு கிஸ்ஸாவான மேட்டர்னா ஏ நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன்டா சரிண்ணா ஹலோ என்னம்மா மாமா வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்களா என்னது காலைல தான் வருவீங்களா அட என்னம்மா சரி வை ஓ தனியாக வேறு தூங்கணுமே